இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பொருளாதார சிக்கலில் உள்ளன என்பது நமக்கு தெரியும் இலங்கை நாடு கிட்டத்தட்ட திவலாகிவிட்டது தற்போது பாகிஸ்தான் தன் நாட்டு கடனை அடைக்க சொந்த நாட்டின் சொத்துக்களை விற்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்தியாவின் இன்னொரு அண்டை நாடான வங்கதேசமும் பொருளாதார சிக்கலில் இருப்பதாகவும் மிகப்பெரிய கடனில் இருப்பதாகவும் வெளிவந்திருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் இலங்கையும் பொருளாதார சிக்கல் காரணமாக பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவின் மற்றொரு அண்டை நாடான வங்கதேசமும் நிதி சிக்கலில் இருப்பதாக தெரிகிறது அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் வங்கதேசம் சர்வதேச நாணய நிதியத்திடம் ஐஎம்எஃப்பிடம் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் கடனை கோரியுள்ளதாகவும் அந்நாட்டின் முன்னணி செய்தித்தாள் செய்தி வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வங்கதேசம் மத்திய வங்கி கோவிட் பத்தொன்பது தொற்று நோயால் பல தொழிலாளர்கள் வேலை இழந்ததாலும் அவர்களின் பலர் பயண இடையூறு காரணமாக வீடு திரும்ப முடியாது முடியாமல் போனதாலும் வெளிநாட்டு வங்க தேசத்தினரின் பணம் ஜூன் மாதத்தில் மட்டும் ஐந்து சதவீதம் குறைந்து ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு பில்லியன் டாலராக இருந்தது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வங்க தேசத்தின் டாக்கா மதிப்பு கடந்த மூன்று மாதங்களில் அமெரிக்கா டாலருக்கு நிகரான வங்கதேச கரன்சி டாக்கா சுமார் இருபது சதவீதம் சரிந்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் உள்ளூர் நாணயத்தின் தேய்மானம் நாட்டின் நிதி நிலையை மேலும் பலவீனப்படுத்தியுள்ளது என்று கூறப்படுகிறது சிக்கன நடவடிக்கைகள் வங்கதேசத்தின் மாநில திட்டம் திட்டமிடல் அமைச்சர் ஷம்சுல் ஆலம் அவர்கள் இது குறித்து கூறியபோது வங்கதேச அரசு சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்றும் இறக்குமதி தடைகள் மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருந்தார் மின் தடைகள் இந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்கொண்டதைப் போலவே வங்கதேசமும் சமீப வாரங்களில் நீண்ட மின் தடைகளை சந்தித்துள்ளது மின்வெட்டு சில நேரங்களில் ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் வரை நீடிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் போதுமான டீசல் மற்றும் எரிவாயு இல்லை எனவே நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் ஏர் கண்டிஷனர்களை பயன்படுத்துவதை குறைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வரலாறு காணாத வெள்ளம் வங்கதேச அரசாங்க மதிப்பீடுகளின்படி வடகிழக்கில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் மில்லியன் கணக்கான மக்களின் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்கள் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் வங்கதேச நிதி நிலைமை மோசமடைந்துள்ளது என கூறியுள்ளது